இருந்துச்சு பட் இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் மாருதி ஆகட்டும் டாட்டா மோட்டர் ஆகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு மாருதிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் செவன் தௌசண்ட் ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகுது five thousand four thousand trade ஆகிட்டு இருந்தது இன்றைக்கி பயங்கர பீக்கில் ஏறிடுச்சு அதே மாதிரி டாட்டா மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்ல ரைசிங்கில் தொடர்ந்து ஒன் தேர்ட்டி ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டுருக்கு பட் டாட்டா மோட்டர்னோ லாங் வே டு கோ கொஞ்சம் வேர்ல்டு மார்க்கெட் ஜாக்வார் லேண்ட்ரோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கார்ஸ் வச்சுருக்கனாலையும் வேர்ல்டு மார்க்கெட்டோட லிங்க் இருக்கனாலையும் அவங்க வந்து மார்க்கெட்டே வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது இப்போ டாடா மோட்டர்லாம் எடுத்துக்கிட்டால் சைனாவோட சேல்ஸ் அனலைஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு சேல்ஸ் டேட்டாவையும் அனலைஸ் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் வந்து முடிய போகுது ஜூலை மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சேல்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க டாடா மோட்டர்ஸ்லேருந்து அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் மந்த் இந்த மந்த்தும் வருது இந்த மந்த்தும் நல்ல சேல்ஸ் வந்து ஆட்டோ செட்டர்லேருந்து வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா one thirty to one thirty five இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டர் ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆகிட்டு மறுபடியும் ஒன் டுவெண்ட்டி வந்துட்டு பட் ஒன் டுவெண்ட்டியை ஒரு பேஸ் மாதிரி வச்சுட்டு மறுபடியும் ஒன் தேர்ட்டிக்கு போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் டு டூ மந்த்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி காரணங்களால் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் செட்டர் எல்லாமே வந்து கொஞ்சம் ரைசிங்கில் வந்துருச்சு ஈவன் மாருதியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவன் தௌசண்ட் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் இந்த இயர்னுடைய ஓப்பனிங்க்கு நியராக பார்த்தீங்க அப்படின்னா மாருதி வந்து வந்துருச்சு ஸோ ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு மாருதி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சு கிட்டக்க வந்து வந்துருச்சு ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெக்கவரி கொடுத்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரைசிங்கில் ஏற ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாங்களும் பார்த்தோம் டாடா மோட்டர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது ட்ரேடிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணோம் அனலைஸ் பண்ணது நாங்கள் எப்பயுமே வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கை நல்லா அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக எங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சும் அப்ளை பண்ணுவோம் ஸோ இந்த ஃபண்டமெண்டல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்லையும் ஒரு ஒன்றாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆட்டோ சேல்ஸ் டேட்டான்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க லாஸ்ட் மந்த் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு இந்த மாதிரி ஸோ இந்த மந்த் நல்ல சேல்ஸ் ஆகிருக்கும் இந்த மந்த் வந்து new year independence new year எல்லாமே இருந்துச்சு ஸோ லீவ்ஸும் நிறையா இருந்துச்சு ஸோ நிறையா ஃபெஸ்டிவல் இருந்தால் நம்ம இதெல்லாம் நிறையா வந்து பை பண்ணுவாங்க ஸோ அப்படின்ற ஒரு பேசிக்கான இது இருக்கனால இந்த வட்டம் நல்ல ஒரு சேல்ஸ் டேட்டா வரும் சேல்ஸ் டேட்டா வருதுனாலே கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டாரே வந்து டேன் ஓவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆஃப்டர் கொரோனான்றனால இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து பார்க்கப்படுது சேல்ஸ் டேட்டா மேலே ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மந்த்தையும் விட நெக்ஸ்ட் மந்த் வந்து இப்போல்லாம் சேல்ஸ் டேட்டா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது இப்போல்லாம் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டை விட நம்மளுடைய ஓன் ப்ரைவேட் வெஹிக்கிளை நம்பி தான் வந்து இப்போ நிறையா வந்து ஏன்னா டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது ஒன்றும் மித்து கிடையாது ஏன்னா அவங்களுடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் வந்து டே டு டே ரைஸ் ஆகிட்டே இருக்குது இன்னும் நெக்ஸ்ட் டூ இயர்ஸில் பயங்கரமாக ரைஸ் ஆகும் அப்படின்னு ஹிந்துஸ்தான் டைம்ஸ்லேயும் வந்துச்சு ஈவன் இதுக்குன்னே இருக்க வெப்சைட்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் மந்த்ஸில் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து ரைசிங்கில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ டாடா மோட்டர்ஸ் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வைஸ் எல்லாத்துலேயுமே பேசஞ்சர் வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே அப்கிரேட் ஆகி மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்படி இருக்கனால டாடா மோட்டானுடைய ரைசிங் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக நல்லா வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது நாங்கள் இதை அனலைஸ் பண்ணதில் எங்கள் ஸ்ட்ராட்டஜியை வச்சு டெக்னிக்கலாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் டெக்னிக்கலாக நாங்கள் எங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு அனலைஸ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் செல்லிங் தான் வந்து இருந்துச்சு கொஞ்சம் எல்லா ட்ரெண்டுமே ஓவரால் ட்ரெண்ட் எல்லாமே இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மார்க்கெட் க்ளோசிங் அப்போ பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்றனால இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து இன்றைக்கி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஈவன் இன்ட்ராடே ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக வந்து எங்களுக்கு பிஃபோர் ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடியே வந்து பையிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓவரால் ட்ரெண்டும் வந்து நேற்று பையிங் ஸ்டார்ட் ஆனதுனால நாங்கள் இன்றைக்கி ஓப்பனிங்கில் அனலைஸ் பண்ணோம் நல்ல ஒரு மூமெண்ட் நல்ல கேப் அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஓப்பனிங் கொடுத்துச்சு ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லாட் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணோம் பை பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் வந்து வந்துருச்சு த்ரீயில் நாங்கள் பை பண்ணது சடனாக குயிக்காக ஏறிட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்துச்சு நாங்கள் டவுன் வந்ததுனால என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் தான் டக்குன்னு ஒரு ஃபோர் லாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்ணோம் ஒரு டூ பாயிண்ட் நைன்டி ஃபைவ் ரேஞ்சுக்கிட்ட ஆவரேஜ் பண்ணோம் ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபைவ் லாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ரேஞ்சில் வந்து நான் எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக நாங்கள் நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு gap up market overall trend positive intra trend positive எல்லாமே வந்து பையிங் ட்ரெண்டில் தான் இன்டிமேட் பண்ணுதுன்றனால ஸ்ட்ராங்காக நாங்கள் ஆவரேஜ் பண்ணோம் ஆவரேஜ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இப்போ டென் ஓ கிளாக் கிட்டக்க பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ரைசிங்கில் நல்லாவே வந்து ரெக்கவரி கொடுத்துருச்சு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எடுத்தது ஒரு சிம்பிள் ட்ரேடு தான் சிம்பிளாக தான் வந்து பண்ணோம் சிம்பிளாக பண்ணதே வந்து எங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஃபைவ் தௌசண்ட் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து இப்போ வந்து கிடச்சிருச்சு ஸோ இப்போ ஃபைவ் தௌசண்ட் மேலே ப்ராஃபிட் வந்தனால புக் பண்ணுறோம் நாங்கள் புக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரைசிங்கில் தான் வந்து இன்றைக்கி டாட்டா மோட்டர் வந்து பார்க்கப்படுது ஸோ ஒன் தேர்ட்டி ரேஞ்சை டாட்டா மோட்டர் நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணுது அப்படின்றது இன்றைக்கி வியூவில் வந்து இருக்குது ஸோ இன்றைக்கி ஒன் தேர்ட்டி மேலே டாட்டா மோட்டர் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் ட்ரேடிங்ஸ் வந்து என்ன மாதிரி பண்ணலாம் என்ட்ரி எப்படி எடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இது போக வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி